ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஎஸில் வந்து லாண்ட்ரி ட்ரையரம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம் எங்கள் வீட்லேயே அடிக்கடி கேட்டிருப்பாங்க லாண்ட்ரி ட்ரையரம் எப்படி இருக்குது அதுக்காகவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எங்கள் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காமன் லாண்ட்ரி தான் எங்கள் பிளாக்ல பத்து வீடு இருக்குது ஸோ பத்து வீட்டுக்கு வந்து ரெண்டு லாண்ட்ரி ரெண்டு ட்ரையர் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லாண்ட்ரி ட்ரையரும் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதை வந்து லீஸ் ரீசார்ஜ் பண்ணது எங்கன்னா எங்களுடைய லீசிங் ஆஃபீஸ்லேயே வந்து மிஷின் வச்சுருப்பாங்க ரீசார்ஜிங் மிஷின் ஸோ நம்ம அங்கே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்ம லாண்ட்ரி ட்ரையரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் எங்களுடைய லீசிங் ஆஃபீஸ் ஸோ உள்ளே போயிட்டு இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போனோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே தான் ஜிம்லாம் இருக்கும் இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்கும் காமன் ஜிம் ஸோ இங்கே வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சானிடைசர் நாப்கின் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நம்ம வைப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தான் இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இங்கே தான் இருக்கும் இப்போ கோவிடால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க count this side. இதுதான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற லாண்ட்ரி லாண்ட்ரி ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாண்ட்ரி கோட்டை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கணும் இன்சர்ட் பண்ணிட்டா இதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை காட்டும் ஸோ இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை காட்டும் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறது நமக்கு அதிகமாக அமௌண்ட் வேணாலும் இங்கே டைப் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே இருக்கிற அமௌண்ட்டே நமக்கு போதும்னாலும் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ten dollar twenty thirty so இப்போ நான் ten dollar twenty dollar recharge பண்ணுறேன் ஃபினிஷ் ட்ரான்சாக்ஷன் பிரிண்ட்டு எனக்கு வேண்டாம் ஸோ பேலன்ஸ் வந்து twenty one point two five இப்போ நம்ம காலரையும் பண்ணிக்கலாம் இதான் நம்ம லாண்ட்ரி காலர் தான் பண்ணிக்கலாம் இப்போ போய்ட்டு நம்ம லாண்ட்ரி ட்ரையரும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் காமன் லாண்ட்ரி ரூம் இது ரெண்டு வாஷர் அது ரெண்டும் ட்ரையர் எங்கள் பிளாக்ல இருக்க பத்து வீட்டுக்கு மட்டும்தான் இந்த லாண்ட்ரி ரூம் மீதி பக்கத்தில் இருக்க எல்லா பிளாக்குமே அவங்கவுங்க பிளாக்ல இருக்கும் லாண்ட்ரிஸ் ஸோ இந்த லாண்ட்ரி பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டோர் ரூம் ஒரு ஒரு ஃப்ளாட்டுக்கும் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம தேவையில்லாத திங்ஸு அந்த மாதிரி எல்லாமே எது வேணாலும் வந்து நம்ம வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து எங்களுடைய லாட்ரி ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாஷ்லையுமே ட்ரெஸ்ஸு ஃபில் பண்ணிட்டேன் இங்கே இருக்கிற செட்டிங்ஸ்லாம் பாருங்கள் வாஷிங் ரெசின் ஸ்பின் ஆகும் இதில் வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃபுல் செட்டிங்ஸும் ஸோ இப்போ நம்ம வந்து இது நார்மலாக ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா ஆன் ஆகாது ஏன்னா நம்ம பே பண்ணணும் கார்டில் ஸோ நம்ம ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ண கார்டு இங்கே இன்சர்ட் பண்ணணும் இங்கே இருக்குது இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் பாருங்க கார்டு வந்துருச்சு அமௌண்ட்டும் காட்டும் இதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் எது வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கார்டு போடாமல் ஒர்க் ஆகாது அப்புறம் மீதி பேலன்ஸ் பார்த்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஒரு இதுக்கு வந்து one point seven five pay பண்ணணும் ஒரு வாஷிங்க்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இது நீங்கள் போடணும் one point seven five card insert பண்ணிட்டு இப்போ நம்ம கார்டை ரிமூவ் பண்ணிடலாம் பேலன்ஸ் வந்து செவன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் இது வந்து ட்ரையர் இப்போ வாஷிங் முடிச்சு ட்ரையரில் லோட் பண்ணியாச்சு இதுக்கும் one point seven five dollars தான் இது பாருங்கள் high temperature low temperature heat இல்லாமையும் இருக்குது மீடியம் டெம்பரேச்சர் இருக்குது இப்போ வந்து நம்ம ஹை டெம்பரேச்சர்லாம் வச்சும் பண்ணலாம் ஸோ வின்டர் டைமில் இப்போ வந்து நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் மீடியம் டெம்பரேச்சரே போதும் ஏன்னா அதிகமாக ஹீட் வச்சுன்னா ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக ஷிங்க் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம் கார்டை ஸ்வைப் பண்ணி வச்சு ஸ்டார் இது சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸில் ட்ரை ஆகிடும் ஃபுல்லாக நான் ரெண்டு லோட் போட்டாச்சு ஸோ இது ரெண்டும் ட்ரை ஆகிறதுக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் எடுத்துப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இப்போ நம்ம ட்ரையரில் போட்டாச்சு இது சிக்ஸ்டி மினிட்ஸில் வந்து ட்ரை ஆகி வந்துடும் ஸோ ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக இங்கே காய வைக்கிற வேலையே கிடையாது ஃபுல்லாக ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி கபோர்டில் வச்சிடலாம் அவ்வளோதான் பாய் Whenever your heart is broken, don't ever forget your